அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏவல் செய்வினை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படி இருந்ததுன்னா எப்படி நம்ம தப்பிக்கலாம் அதற்குண்டான ஒரு சில விளக்கங்களை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் சில டிப்ஸுன்னே சொல்லலாம் அதே சமயம் சில மந்த்ராஸும் நான் கொடுப்பேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அந்த மந்த்ராஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாங்க இப்போ ஏவல் செய்வினைன்னு சொல்கிறாங்க அது கண்டிப்பாக இருக்குங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்ம கடவுளை நம்ம நம்புகிறோம் ஆனால் உண்மையாக இருக்காரு அது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு கோயில் போயிட்டு வந்தாவே ஒரு மனசு லேஸ் ஆகுது அங்கே ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது ஒன்று இருக்குங்க அதே மாதிரி நான் நெகட்டிவ் எனர்ஜின்றது நீங்கள் சொல்கிறது பேய் பிசாசு அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஏவல் செய்வினை பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க இன்றைக்கும் சுடுகாட்டில் வச்சு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பவர்ஃபுல்லாக செய்கிறவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் பழைய அளவுக்கு இப்போ செய்கிறவங்க ரொம்ப குறைவு அது வேணால் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு செய்கிறவங்க யாருமே இல்லை இல்லைங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு உடம்பு கை கால் வழியெல்லாம் இருக்குது டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணேன் ஆனால் எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லை அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் என்கிட்ட வந்திருக்காங்க ஏன்னா ஹீலிங் நான் பண்ணுறதுனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வருவாங்க அப்போ என்னென்னா நம்மளோட ஒளி உடலில் அந்த அசுத்தமான தன்மை வந்து உட்காரும் அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒன்று ஒரு விஷயம் வந்து ஏவல் செய்கிறாங்க செய்வினை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள முடக்கிறது ஃபஸ்ட்டு இவங்கள முடக்க மாட்டாங்க குலதெய்வத்தை தான் ஆஃப் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறோம் ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்ட்டு அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது ரொம்ப தூரமாக இருந்தால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்க சப்போஸ் கிட்ட இருந்தால் மாதம் மாதம் போயிட்டு வாங்க சப்போஸ் அதுவும் போக முடியல அப்படின்னா அவங்க ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபடுங்க தீபம் ஏற்றுங்க அது எப்படி செய்யணும் என்னன்றதை கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க உடல்நிலை பாதிப்பு உடல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு எனக்கு அடிக்கடி தலை சுத்தல் வாந்தி மயக்கம் அதே சமயம் பெயின் இருக்கு என்னையே அறியாம சில வழிகள் வேதனையை அனுபவிக்கிறேன் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது எனக்கு விபத்துக்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இது உண்மைதாங்க டாக்டரை டெஸ்ட் பண்ணாலும் இது தெரியாது விபத்து நடக்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் இதனால் டைம் சரியில்லை அப்படின்னா கூட அந்த விபத்துகள் நடக்கும் தசா புத்தி காரணமாக கூட நடக்கலாம் நம்ம வந்து எட்டாம் இடத்தை பார்த்தா இந்த அதுக்குண்ட குண்டான தசா புத்தி நடக்கிறத பார்க்கலாம் அதே சமயம் சனி செவ்வாய் சேர்ந்து இருந்தால் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்துமே அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்குது அது மாதிரி பிரச்சனைனா கண்டிப்பாக அதில் சால்வ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதெல்லாம் இல்லைங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது தசா புத்தியும் நல்லா இருக்குது ஆனால் எல்லாமே கிளியராக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அது இன்னும் முடிவுக்கு வரல அதிகமாக ஸ்கின் ப்ராப்ளம் வருது அதிகமாக சிந்தனைகள் வந்து செதறது ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியல ஏதோ ஒரு பாரமாக இருக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தலை பாரமாக இருக்குது ஷோல்டர் பெயினாக இருக்குது பேக் பெயின் அதிகமாக இருக்குன்னா அது டாக்டர்கிட்ட போய் காட்டியுமே எக்ஸ்ரே எடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குங்க அது என்னன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்ன சாமி வழிபடணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காளியம்மனை வழிபடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நீங்கள் ரொம்ப தூரம் போக வேலை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காளியம்மன் அந்த காளியம்மன் சாமியை எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க ஒரு அஞ்சாறு எலுமிச்சம்பழமாவது எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாமிகிட்ட வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் ஒன்று உங்கள் பெட்ரூமில் ஒன்று ஹாலில் ஒன்று இந்த மாதிரி வைக்கிங்க ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பழத்தை எடுத்துட்டு போய் கால் படாத இடமா பார்த்து ஒன்று ஓடையில் போடலாம் இல்லை கடலில் போட்டுடலாம் இந்த மாதிரி யாரும் கால்படாத இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போடுறது ரொம்ப நல்லது இது காளியம்மன் கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது நீங்கள் செய்யலாம் அடுத்து இன்னொன்று என்ன பண்ணலாம் காளியம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தலாம் அப்போ நீங்கள் என்ன வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காளியம்மனை மனதால் வேண்டிக்கிட்டு இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் காளியம்மனை ப்ரிஃபர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன் தான் ஃபஸ்ட்டு சிவன் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் காளியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சிவன் சொல்கிறேன் சக்தியிலேயே சிவன் இல்லை அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால வந்து அடுத்தது சிவன் தான் சிவனை வந்து வழிபடும் போது சிவனுடைய மந்திரத்தை சொல்லும்போது அதாவது ஓம் நமச்சிவாய அந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் கிடைக்குதோ டைம் கிடைக்குதோ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஒரு பெரிய ஆபத்து இருந்தால் கூட அது நம்ம ஒரு சின்ன பிரச்சனையோட மீண்டு வந்துடுவோம் அதாவது முழுசாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படுவோம் வெளிவருவோமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக அந்த கருமாவை அனுபவிச்சு ஆகணுன்றது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது முழுசாக வெளியே வர முடியாது ஒரு இருபது பர்சன்டாவது பாதிக்கும் அதாவது சின்ன அடியோடு நம்ம தப்பிப்போம் பெருசாக வர்றது சின்னதாக போயிடும் அதனால தான் இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வரது யாரும் தடுக்கவே முடியாதுங்க ஆனால் வரக்கூடிய பிரச்சனை வந்து வீரியத்தை கம்மி பண்ணலாம் அதுதான் உங்களுக்கு நான் டிப்ஸாக கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு காளியம்மனை வழிபடுங்க அடுத்தது சிவனை வழிபடுங்க சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மூலமந்திரத்தை ஓம் நமச்சிவாய எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சொல்லுங்க அதே சமயம் வீட்டில் விளக்கு பற்ற வைங்க அதை ரெகுலர் பண்ணுங்க ஊதுபத்தி சாம்பிராணி வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக காட்டுங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி பற்ற வைங்க சாண்டில் இல்லை மட்டிப்பால் ஊதுபத்தி வாங்கிக்கோங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்தால் கூட டிசன்டிகிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது சப்போஸ் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் அந்த சாம்பிராணிக்கும் ஊதுபத்திக்கும் சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதை சொல்லி நம்ம பண்ணும்போது வீட்டில் உள்ள அத்தனை எத்தனை விதமான நெகட்டிவ் இருந்தாலும் சரி நம்ம உடல் ரீதியாக இருந்தாலும் சரி அது எல்லாமே சிதைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதே மாதிரி எப்படிங்க ஏவல் செய்வினைனா இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா சுடுகாட்டில் சுடுகாட்டில் வச்சு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க செஞ்சு நம்ம வந்து நல்ல முன்னேற்றத்தை தடுக்கணும் ஒன்று வியாபார ரீதியாக முன்னேற்ற தொழில் ரீதியாக நம்ம முன்னு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் செய்வாங்க அடுத்து உறவினர்கள் கண்டிப்பாக செய்வாங்க சொந்தக்காரங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதெல்லாம் யாராவது ஒருத்தர் வேண்டாதவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க ஆனால் பின்னாடி நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்வாங்க நம்மளுக்கே தெரியாது இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எகெயின்ஸ்டான இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக செய்வாங்க இது எல்லாருக்கும் நடக்கும்னு பார்த்தா எல்லாருக்கும் நடக்காதுங்க அவங்க கர்ம வினைப்படி தான் யார் யாருக்கு நடக்கணுமோ அது நடக்கும் சரிங்களா சில பேர் வந்து இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒளி உடல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒளி உடல் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க டூ பாயிண்ட் ஓவில் இதை பற்றி ரஜினி சார் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம ஒளி உடலில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அது டோட்டலாக நெகட்டிவ் ஆகும் நம்மளோட பேசுகிற வார்த்தை முதற்கொண்டு செயல் முதற்கொண்டு எல்லாம் டோட்டலாக நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஒளி உடலில் இருந்ததுன்னா அதே பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும்போது அந்த எந்த விஷயமும் நம்ம தடுக்கலாம் இப்போ வரக்கூடிய ஆபத்தை கூட நம்ம தடுக்கலாம் வரக்கூடிய நோய்களை கூட நம்ம சரி பண்ணலாம் அதுதான் வந்து நம்ம தியானம் பண்ணணும் அடிப்படை பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணணும் ஒவ்வொருத்தருமே வந்து மெடிடேஷன் மஸ்ட்டு மூச்சு பயிற்சி மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்க இதுலேருந்து பேசிக்கான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக செய்யணும் நெகட்டிவ் எனர்ஜி எப்படிங்க கிரியேட் ஆகுது நம்ம ஒளிவுடல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவல் பற்றி பேசலாங்க அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் எனர்ஜி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்மள வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுதான் சைக்கிக் அட்டாக்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பத்து பேர் சேர்ந்து நம்மளை பேசும்போது நம்ம ஒலிவுடல் பாதிக்கும் அப்போ அங்கே உண்டான அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஒளி உடலில் உட்காந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அதை வந்து தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக மெடிடேஷனில் இருக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும் இது கண்டிப்பாக செய்யணும் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யணுங்க இந்த மூணு விஷயம் அன்றாட ஒரு வாழ்க்கையில் ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சே ஆகணும் எனக்கு வேலை இருக்குது இல்லை கண்டினியூஸாக எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு மற்ற நேரத்தில் எனக்கு ஓய்வு நேரத்தில் இது என்னால் செய்ய முடியல அப்படின்னு கேட்டால் இதுக்கு கண்டிப்பாக உங்களால் டைம் ஒதுக்க முடியும் அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும் நம்ம ஒளி உடல் அப்படின்னா கண்டிப்பாக அது செஞ்சு தான் ஆகணும் எப்படிங்க இந்த எனர்ஜி வந்து நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தட்ட நீங்கள் பேசுகிறீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க ஒருத்தட்ட நின்று பேசும்போது உங்கள் எனர்ஜி அவங்க உங்களுக்கு தெரியாமல் அவங்க சக் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஸ்டாப் போட்டு இழுத்துட்டு இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி டவுனாக இருக்கும் உங்களுக்கு எனர்ஜி ஹையாக இருக்கும் ஏன்னா கோயிலுக்கு போகும்போது ஒரு energy level positive energy create ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே அவங்க ரிசீவ் பண்ணிட்டா நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க ஒரு சில பேர்ட்டு நீங்கள் பேசும்போது உங்கள் எனர்ஜி குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று தண்ணி தாகம் எடுக்கும் இல்லைன்னா ஒரு முதுகு வலி வரலாம் வயிற்று வலி வரலாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க இல்லை எனர்ஜியே குறைஞ்சிரும் அவங்கக்கிட்ட மேற்கொண்டு பேசவே முடியாது அந்த தெம்பு இருக்காது அது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுற அத்தனை பேருமே இதை நோட் பண்ணுங்கள் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க தப்பு கிடையாது இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஷீல்டு மெத்தடுன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க்கு என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இதுக்கு சம்மந்தப்பட்ட லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஷீல்டு சம்மந்தப்பட்ட லிங்க் அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது தெரியும் அது டெம்பரரியான ஷீல்டு தான் அந்த ஷீல்டு மெத்தட் சொல்லியிருப்பேன் அது கண்டிப்பாக பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒளி இவ்வளோ பாதிக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்போ எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி இன்னொருத்தருக்கு போகுமானா கண்டிப்பாக டெஃபினட்டாக போகும் அப்போ அவங்களுக்கு உண்டான நோய்கள் நம்மளுக்கு வருமானா கண்டிப்பாக வரும் நோய்கள் வராது அவங்களுக்கு உண்டான அந்த வலி வேதனைகள் நம்ம அனுபவிச்சுட்டு நம்மளுக்கு உண்டான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க எடுத்துப்பாங்க அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் எனர்ஜி அதிகப்படுத்திக்கணும் அதாவது கோயிலில் இப்போ நம்ம போவோம் என்ன பண்ணுவோம் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் அங்கே இருப்போம் ஒரு சுற்றி வருவோம் அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்போம் மொத்தத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நீங்கள் இருப்பீங்களா கோயிலில் அதுதான் தவறு ஒரு எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு பெண்களுக்கு நான் சொல்கிறேன் ஜென்ஸ் வந்து எவ்வளோ நேரம்னாலும் இருக்கலாம் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவராவது இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கோயிலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அங்கேயே தியானம் பண்ணுங்கள் தியான மண்டபம் நிறைய கோயிலில் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணுங்கள் மந்திரத்தை அந்த கோயில் உள்ள ஒரு சிவன் கோயில் அந்த சிவனோட நாமத்தை இருங்க இதே பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாளுடைய நாமத்தை இருங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் அங்கே அமைதியாக காமாக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதாவது நம்ம ஒளி உடல அசுத்தமான தன்மையை கிரகிச்சிட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து சிதைஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் ஏதாவது அதாவது உங்களோட ஒளி உடல் பலமாகும் அது லீக்கேஜஸ் ஆகாமல் இருக்கிற தடுக்கிறதுக்கு தான் ஷீல்டுன்னு சொல்லுவோம் ஒரு விதமான கவசம் அந்த கவசத்துக்கு உண்டான லிங்க் தான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் இது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுப்பேன் கண்டிப்பாக இதுக்கு உண்டான தீர்வு இருக்குது நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இது அதாவது ஒரு பேச பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்னு அப்போ இதே சேவல் செய்வினை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து முன்னு காலத்தில் முன்காலத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப சிவியராக ஹெவியாக எல்லாம் பண்ணுறக்கூடிய ஆள் இப்போ கிடையாது ஓரளவுக்கு பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சப்போஸ் அது பண்ணாலும் நம்மளை பாதிக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் காளியோட நாமத்தை சொல்லணும் காளியோட கோயிலுக்கு போகணும் அடுத்தது சிவனுடைய நாமத்தை சொல்லணும் சிவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் சிவனுடைய மூல மந்திரத்தை சொல்லிட்டு இது கோயிலுக்கு போகணும் அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும் இப்போ கடைசியாக நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்க நரசிம்மரோட காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சு உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த விதமான ஏவல் செய்வினை கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கிடும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு விதமான கண்கள் கண் திஷ்டியாக கூட இருக்கலாம் ஒரு விதமான பார்வைகள் உங்களை பார்த்து பொறாமப்படுறது இப்போ நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக சொல்கிறதுக்குமே ஐயோ உங்களோட சாரி பர் இப்படி இருக்குது அப்படின்னு அது ஒரு விதமாக ஒரு பேசுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் எதிராளி பேசுறதுக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமை குணமோட ஒரு பொறாமை எண்ணத்தோட ஒரு நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட விஷயம் ஒரு சில பேருக்கு நீங்க கிரகிச்சுப்பீங்க ஒரு சில பேருக்கு தெரியாது யதார்த்தமா பேசிட்டு இருப்பீங்க ஆனா போயிட்டு வந்த உடனே ஒரு ஃபீவர் வரும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் பேக் பெயின் வரும் அது என்னன்னே உங்களுக்கு தெரியாது என்னடா போயிட்டு வந்தா சோர்ந்து போயிட்டோமே அப்படின்னு அதுதான் நம்ம கண்டிச்சுட்டு முன்னோர்கள் சொன்ன மாதிரி சுத்தி போட்டுக்கோங்கன்னு சொல்றோம் அதுதான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம் நம்ம ஒளி உடலை சுத்துவாங்க பெரியவங்க எலுமிச்சம்பழம் வச்சு அது மாதிரி நீங்கள் சுத்தி போட்டுக்கோங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயும் சுற்றி போட்டு உடைங்க அது ஒரு விஷயம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து சிதை சிதைக்கிறதுக்கான தன்மைகள் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் மெத்தடுன்னு சொல்லலாம் போயிட்டு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி போடும்போது நம்மளுக்கு உடனே அந்த பிரச்சனை தீர்வாகும் ஆனால் ஏவல் செய்வினைக்கு வந்து அப்படி கிடையாதுங்க என்னதான் சாதாரண எலுமிச்சம்பழம் வந்து சாதாரண விஷயம் இல்லை ராஜகனின்னு சொல்கிறாங்க அதில் மிகப்பெரிய பவர்ஃபுல் இருக்குது அது சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பண்ணும்போது அது இன்னும் பயங்கர பவராக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்களில் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு தான் எலுமிச்சம்பழம் பூசணிக்கான்னு சொல்கிறேன் நிறைய பொருட்களை வச்சு செய்யலாம் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க ஒன்றுமே இல்லைங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண ஒருமே இல்லை ஆனால் வந்து ஏதோ ஒரு வழிகள் வேதனைகள் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி நான் படுக்கக்கூடிய சூழ்நிலை வருது ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வருது மறுபடியும் படுத்தே இருக்க மாதிரி இருக்குது அடுத்து எந்திரிச்சு என்னோட தொழிலுக்கு போக முடியல அடுத்து பிஸ்னஸ் நான் பண்ண முடியல பிஸ்னஸில் ஒரு தடையாக இருக்குது ஒரு வீழ்ச்சி இருக்குது என்ன பண்ணாங்கன்னே தெரியலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வரும் கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமை எண்ணம் உடையவங்க உங்களை பிடிக்காத நபர்கள் கண்டிப்பாக இதை செய்வாங்க எப்படிங்க நான் எந்த தப்புமே செய்யலை யாருக்குமே எந்த துரோகமும் நான் பண்ணலை ஆனால் எனக்கு ஏங்க தேடி வருது அப்படின்னா அதுதான் முன்ஜென்ம கர்மா வினை கர்ம வினைன்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் முன் ஜென்மத்தில் நம்ம ஏதாவது ஒரு தவறாக ஏதாவது கூட பண்ணியிருக்கலாம் அதுக்குண்டான ரிசல்ட் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் அதை நீங்கள் எந்த தவறு செஞ்சிருக்க மாட்டீங்க இந்த ஜென்மத்தில் ஆனால் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு தொந்தரவு கிடைக்கும் ஆனால் நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்வீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு அது சந்தேகமே வேணால் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான ரெமெடி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கவலையப்படாதீங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோயில் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க டெய்லி ஒரு half an hour to one hour அதை உட்காந்துருங்க உட்காந்துட்டு அங்கே உட்காந்து நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓ வஜ்ரனவாய வித்மஹே தீஷ்ண தம்ஸ்ட்ராய தீமகி தன்னோ நர்சிம்ம பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்றேன் நல்லா கவனமா கேளுங்க ஓ வஜ்ரகணாய வித்மஹே தீஷ்ண தம்ஷ்ராய தீமகி தன்னோ நர்ஷிம்ம பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க கீழே லிங்க்ல நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன் அதை நீங்கள் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அனுப்புகிறேன் ஓம் வஜ்னஹாய வஜ்ன நகாய வித்மஹே தீஷ்ண தம்ஸ்ட்ராய தீமஹி தன்னோ நர்சிம்ம பிரச்சோதயாத் இந்த நரசிம்மர் மந்திரத்தை நீங்கள் நீங்கள் போதே மிகப்பெரிய ஒரு கவசமாக உங்களுக்கு தோணும் எப்படின்னா உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அமையும் ஏன்னா நரசிம்மரது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது என்னென்னா எந்த விதமான கெட்ட சக்தி இருந்தாலும் அது வந்து சிதைக்கக்கூடிய அம்சம் கவசத்தை அழிக்கக்கூடிய அம்சம் இருக்குது அதில் சப்போஸ் இதுக்கும் மீறி பிரச்சனை வருது அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நரசிம்மரோட கவசம்னு சொல்லி யூடியூப்பில் போடுங்க வந்துடும் அதை பக்கத்தில் வச்சு காதில் ஒரு அரை மணி நேரம் கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு தூங்குங்க மிகப்பெரிய ஒரு ஷீல்டு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களை வந்து ஒரு கவசம் அதாவது நரசிம்மருடைய கவசம்னே சொல்லலாம் அந்த கவசம் வந்து உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் மாதிரி உங்களை பாதுகாக்கும் வண்டியில் போகும்போது கூட இதை நீங்கள் கேட்கலாம் தப்பே கிடையாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா இதுதான் தீர்வுங்க இது யார் யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உறவினர்கள் முதல்ல நான் சொல்கிறேன் உற்றார் உறவினர்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே போட்டி பொறாமை உள்ளவங்க நீங்கள் அதிகமாக டெவலப் ஆகி போகிறது வந்து பிடிக்காத நபர்கள் செய்வாங்க அடுத்து உங்கள் நண்பர்கள் அடுத்து உங்களுக்கு தொழில் பண்ணுறீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து போட்டி பொறாமைகள் இருக்கும் அடுத்து நீங்கள் எப்படி முன்னுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அது அவங்களுக்கு தெரியாது அதில் ஒரு பொறாமைகள் இருக்க கூட செய்யலாம் அதனால் யார் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதே நம்ம சொல்ல முடியாதுங்க அதாவது முன்ன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா திங்ஸும் வச்சு தான் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் நம்மளுடைய புகைப்படம் இருந்தால் போதும் அதை செய்யலாம் அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட்கள் இல்லை நீங்கள் கவலையும் பட தேவையில்ல இந்த மாதிரி நான் சொல்கிற வழிபாடு காளி வழிபாடு சிவனுடைய வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா போதுமானது இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்புறம் எல்லை உங்கள் எல்லையில் என்ன தெய்வம் இருக்கோ உங்கள் குலதெய்வம் மஸ்ட்டு கும்பிடணும் நீங்கள் உங்கள் எல்லை தெய்வத்தை மெயினாக கும்பிடுங்க மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது சால்வ் ஆகிடும் நீங்க பயப்படவே தேவையில்ல நீங்க எதுக்குங்க பயப்படணும் தப்பே செய்யாதவங்க நம்ம ஏன் பயப்படணும் எதிராளி தான் பயப்படணும் செய்கிறவங்க தான் பயப்படணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது எ எதிரில் இருக்கவங்க அவங்க செஞ்சவங்களுக்கு தான் அடி விழுவும் மிகப்பெரிய ஒரு அடின்னே சொல்லலாம் அது உங்கள் கண்லேயும் காட்டும் தப்பு செய்கிறவங்க எல்லாம் தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு இது பண்ண முடியாது ஏன்னா நம்ம நல்லதே செய்கிறோம் நம்மளுக்கு ஏன்ப்பா அடி விழுவுது நீங்கள் கேட்கலாம் நம்மளுக்கு ஏங்கம்மா நம்மளுக்கு அடுத்தடுத்த அடி விழுந்துட்டே இருக்கு கெட்டது பண்ணுறாங்களே ரொம்ப நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்னு அவங்களோட கர்ம வினை இன்னும் அனுபவிக்கலன்னு அர்த்தம் அதை அனுபவிக்கும் போது இந்த பிரச்சனையும் சேர்த்து பண்ணும்போது அவங்களுடைய முடிவு இருக்கு இல்லைங்களா ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க உள்ளே ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துட்டு தான் இருக்கும் இது நம்ம பண்ணும்போது அவங்கள அடிக்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு முடிவுன்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு முடிவாக அது அவங்களுக்கு அது கண்டிப்பாக இதில் நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய முடிவு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த டெத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சில பேர் பாருவாங்க படுத்திருப்பாங்க தூங்கியிருப்பாங்க தூக்கத்திலே போயிடுவாங்க அது வந்து ஓ பரவாயில்லப்பா நல்ல சாவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சிடென்ட்டு இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே ரொம்ப உடல் வழியான அப்படியே படுத்த படுக்கையில் இருந்துக்கிட்டே பண்ணுறாங்க அதெல்லாம் கொடுமை அது வந்து இருக்கிறதுக்கு நம்ம போயிடலாமே அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம போக முடியாது நம்ம கர்ம வினை அனுபவிச்சு ஆகணும் அந்த வலி வேதனையை நம்மளுக்கு எப்படி துன்புறுத்துனாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் போகுங்க அதை நினைச்சாங்கனாவே அது பண்ண மாட்டாங்க ஆனா அதை நினைக்க விடாது ஏன்னா அவங்க அது அவங்களுடைய கருமா அது அவங்க அதை அனுபவிக்கணும்னு இருக்கு தலையில அதனால அதை அவங்க அனுபவிச்சே ஆகணும் வேற வழி கிடையாது ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல வரல இது சயின்டிஃபிக்காக நம்ம ஒளி உடல் ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஏவல் செய்வினை வந்ததுன்னா எப்படிங்க நம்ம ஒளி உடலை பாதிக்கும்னா கண்டிப்பாக நம்ம ஒளி உடலை தான் பாதிக்கும் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறது நம்ம குலதெய்வத்தை அடுத்தது நம்ம ஒளி உடலை தான் அதை டேமேஜ் பண்ணாதானே ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து நம்மளை வலி வேதனையை கொடுக்க முடியும் ஏதோ ஒரு அலர்ஜியை கொடுக்க முடியும் வலி வேதனை கொடுக்க முடியும் உள்ள எதுவுமே இருக்காது எக்ஸ்ரே எடுத்திருப்பீங்க ஸ்கேன் எடுத்திருப்பீங்க எந்த எல்லா ரிப்போர்ட்டும் நில்லுன்னு வரும் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையை காட்டும் நீங்கள் அன்றாட வேலை செய்கிறது தான் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையை காட்டும் டைம் சரியில்லாத போது இது செய்யும் போது ஏவல் செய்யும் போது இன்னும் அதிகப்படியாக அடிக்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு இதாக வந்து பவர்ஃபுல்லாக பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அதுலேயும் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படணும் நல்லது செய்கிறவங்க என்றைக்குமே வந்து கவலைப்பட தேவையில்லைங்க அதை விட்டு விலகிறதுக்கு பாருங்க மறுபடியும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு தண்டனை தருவார் நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழி சொல்றேன் அதாவது இந்த இந்த மாதிரி வழிபட்டீங்கன்னா இதுல இருந்து தப்பிச்சிக்கலாம் ஆனா தண்டனைன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா நீங்க கொடுத்தாதான் தண்டனை அப்படின்ட்டு கிடையாது நம்மள மனுஷங்க நம்மளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இறைவனோட சக்தி இருக்கு அதுல அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா மீள முடியாது அப்போ அன்னைக்கு நீங்களே கவலைப்படுவீங்க ஐயோ நம்மளுக்கு நடந்தது இப்போ வரும் இவங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லி நீங்களே கவலைப்படுவீங்க நல்லவங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லவங்க தான் சில பேர் நான் சொல்கிறேன் அந்த எண்ணங்கள் சார்ந்து வேறுபடுது நல்லவங்களா கெட்டவங்களான்னா அவங்களோட எண்ணங்கள் சார்ந்து தான் இதை முடிவெடுக்குது ஒரு வயசில் சின்னவங்களா இருப்பாங்க அவங்க மிகப்பெரிய ஒரு மெச்சூரிட்டியாக இருந்து மற்றவங்கள வழி நடத்தக்கூடிய அம்சமாக இருப்பாங்க ஒருத்தவங்க வயசானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் இம்மெச்சூரிட்டியாக இருக்கும் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுவாங்க ஒரு குழந்தைத்தனமாக பேசுவாங்க ஒரு போட்டி பொறாமை இருக்கும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குமே அந்த மெச்சூரிட்டி அதுக்குண்டான தன்மையை வந்து அவங்க அந்த வயதானவங்களுக்கு உண்டான தன்மை இருக்காது அப்போ அந்த கிரேடு இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க பயப்படவும் தேவையில்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் வந்ததுன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு உண்டான ரெமெடியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன வழிபடணும் என்னென்ன மந்த்ரா சொல்லணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே போதுமானதுங்க நீங்கள் பெரிய விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நான் அதுக்குண்டான ரூட்டு தான் சொல்லியிருக்கேனே தவிர அவங்கள அழிக்கணும்னு நம்மளோட மைண்டில் ஏற்றாதீங்க அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது கடவுள் பார்த்துப்பாரு நம்மளுக்கு அது வேலைங்களா அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க அடுத்த தொழில முன்னேற்றம் அடையணும் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த குடும்பத்தை பார்க்கணும் ஏகப்பட்ட வேலை நம்மளுக்கே இருக்குங்க அப்ப அவங்கள ஏன் நம்ம சிந்திக்கணும் ஏங்க அவங்க நம்மளை தண்டிச்சிட்டாங்க நம்மளும் அவங்கள தண்டிக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம மனுஷனுங்க இதுக்கு மேலே இறையருள்னு ஒன்று இருக்கு அவங்க அதுதான் த தண்டனை அனுபவிப்பாங்க இதை நம்ம எங்க அனுபவிச்சோம் நம்ம எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த தப்பும் செய்யலைனா கூட கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இவங்க மூலியமா தான் நீங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கு அதனாலதான் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அதனால் நீங்கள் அது தண்டிக்கு வேணாம்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக பார்த்தாவே போதும் நீங்கள் இதுலேருந்து வெளியே வரத்துக்கான ஐடியா தான் இது இன்னும் முழுசாக வரணுங்க என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஃபுல் ப்ரொடக்ஷன் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் கொடுக்க முடியுமா மேடம் கேட்டால் கண்டிப்பாக இதுக்குண்டான தீர்வு இருக்குது இதுக்குண்டான கிளாஸஸே இருக்குது அது கீழே என்னோட நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுக்கு தனியாக கிளாஸஸே தனியாக இருக்குது இது எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷ் விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஓப்பனாக கண்டிப்பாக அதை கண்டிப்பாக அதை நடைமுறைக்கு நீங்கள் கொண்டு வரும்போது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அதை கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு நீங்கள் ப்ரொடக்ட் ஆகலாம் ஒரு ஷீல்டு மாதிரி அதாவது ஒரு கவசம் மாதிரி இந்த கவசத்துக்கு உண்டான லிங்க் அமுச்சு விட்றேன் இருந்தாலும் இது ஒரு டீட்டெயிலாக நம்ம படிக்கணும் அப்படின்னா அது ஒரு கிளாஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எதுலேயுமே தைரியமாக இருங்க தைரியம் தான் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் ஒரு வி விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஏவல் செய்வினை பண்ணுறாங்கன்னா ஒரு உங்களையே அறியாமல் ஒரு பயம் ஏற்படும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதனால் பயப்பட வேணாம் தைரியமாக இருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் நம்மளால் முடியும் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க என்ன நகரணும் இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரணும் ஃபர்ஸ்ட் அடுத்தது உங்களோட வேலையை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதனால கண்டிப்பா இதை வந்து செயல்படுத்துங்க நான் சொல்ல டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க போதும் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் தான் அதே சமயம் சிவன் கோயில் அடுத்தது நரசிம்மர் வழிபாடு நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போயிட்டு வரலாம் பெருமாள் கோயிலில் நரசிம்மர் வழிபடலாம் இல்லை நரசிம்மர் கோயிலே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்